கொரோனா மாஸ்க் பண்றவரோட வெற்றி சமன்லாலுக்கு டுங்கன்பூர் கிராமத்துல ஒரு சின்ன டைலரிங் கடை இருந்துச்சு அவர் ஒரு அற்புதமான டைலர் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு நல்ல மனுஷனும் கூட அப்புறம் மத்தவங்களுக்கு எப்பவும் உதவி செய்யறவர் டுங்கன்பூருக்கு அக்கத்து பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்காரங்க எல்லாருமே அவரை பாராட்டி பேசுவாங்க அப்புறம் அவர் நேர்மையா இருக்கிறதால நிறைய வேலைகளை அவரால் செய்ய முடியல அவரோட பையன் எப்பவும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் என்னப்பா நீங்க நீங்க நேர்மையா இருக்கிறதுனால உங்களை நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க கண்ணா இதுதான்ப்பா என் நீதி ஜனங்க கிட்ட சொத்து பத்து இருக்கலாம் ஆனா என் கிட்ட சந்தோஷம் இருக்கு கொரோனா வைரஸ் பரவன காரணத்தால அவரோட டைலரிங் ஷாப் மூடிட்டாங்க லாக்டவுன் காரணத்தால யாருமே வீட்டை விட்டு வெளியே வரல எல்லாரும் கொரோனா வைரஸ்ல இருந்து தங்களை காப்பாத்திக்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கொரோனா வைரஸை எதிர்த்து போராட சமனு ஏதாவது பங்களிப்பை கொடுக்கணும்னு நினைச்சாரு அப்பதான் அவரோட மனசுல ஒரு யோசனை தோணுச்சு அவர் அவரோட டைலரிங் மிஷினை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு அப்புறம் பழைய துணிகளை வச்சு மூணு லேயர் கொண்ட மாஸ்க தைக்க ஆரம்பிச்சாரு முதல் நாள் ஐம்பது மாஸ்க்குகளை எடுத்துக்கிட்டு பஞ்சாயத்து தலைவரை பார்க்க போனாரு அங்க கொரோனா வைரஸை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க தலைவரையா வணக்கம் இங்க பாருங்க நான் கொஞ்சம் மாஸ்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் ஜனங்களுக்கு இதை கொடுத்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓ சமன்லால் சார் வாங்க இந்த மாஸ்க டாக்டர் கிட்ட கொடுங்க அங்கிருந்த டாக்டர் சமன்லால் ரெடி பண்ண மாஸ்க பார்த்து என்ன சொன்னார்னா அட அற்புதம் சமன்லால் சார் நீங்க அற்புதமான மாஸ்க தயார் பண்ணிருக்கீங்க இந்த மாஸ்க் கொரோனா வைரஸ் பரவாம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் ரொம்ப நன்றி டாக்டர் சார் ராத்திரியில சமன்லால் மாஸ்க தச்சாரு பகல்ல அக்கத்து பக்கத்து கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அதை கொடுத்தாரு சமன்லாலோட மாஸ்க பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க கொரோனா வைரஸ் வராம தடுக்க என்ன முயற்சி பண்ணலான்னு ஒரு மீட்டிங் நடந்துச்சு அங்க மாஸ்க் குறைவா இருக்குங்கிறத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க இத கேட்டுட்டு டுங்கன்பூரோட டாக்டர் என்ன சொன்னார்னா சார் நான் உங்களுக்கு இந்த ஒரு மாஸ்க் காட்ட விரும்புறேன் இந்த மாஸ்க் டுங்கன்பூர்ல இருக்கிற ஒரு சாதாரண டைலர் சமன்லால் செஞ்சது அப்புறம் இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் அவரை மாஸ்க் ரெடி பண்ண சொல்லி சொல்லுவேன் எல்லா ஆபீசர்ஸும் அந்த மாஸ்க பார்த்தாங்க அப்புறம் கலெக்டர் ஒரு முடிவு பண்ணாரு டாக்டர் சார் இந்த மாஸ்க் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப உதவியா இருக்கும் நீங்க செமன்லால் கிட்ட நம்மளுக்காக மாஸ்க் ரெடி பண்ண சொல்லி சொல்ல முடியுமா அதுக்கான பணத்தை நாம அவருக்கு கொடுப்போம் கவர்மெண்ட்ல இருந்து கண்டிப்பா அவருக்கு பணம் கிடைக்கும் டாக்டர் கிராமத்துக்கு வந்து செம்மன்லால் கிட்ட என்ன சொன்னாருன்னா செம்மன்லால் சார் இந்தாங்க கவர்மெண்ட் சார்பா உங்களுக்கு செக் இப்ப கவர்மெண்ட் மூலியமா உங்களுக்கு மாஸ்க் பண்றதுக்காக ஆர்டர் கொடுக்கறோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் சார் அப்புறம் செம்மன்லால் அவர் கூட வேலை செய்யறவங்களை கூப்பிட்டாரு அப்புறம் விதிமுறைகளுக்கு உட்பட்டு மாஸ்க் செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சு சமன்லாலோட பையனும் அவருக்கு இந்த வேலையில உதவியா இருந்தான் ஆனா மாஸ்க் தேவைப்படுறவங்களுக்கு ஃப்ரீயா மாஸ்க் கொடுக்கறதுல சமன்லால் உறுதியா இருந்தாரு அப்புறம் இந்த மாதிரி தான் சேவை செய்யணுங்கிற எண்ணத்துல அவருக்கு இது ஒரு வேலை வாய்ப்பாவே மாறிச்சு குமார் வீட்டுக்கு வந்த மருமகள் ரொம்ப பழைய விஷயம் ராம்பூர் கிராமத்துல கவிதாங்கிற பெயர் கொண்ட ஒரு பொண்ணு அவங்க அம்மா கூட வாழ்ந்து வந்த அவங்க ரொம்ப ஏழை ஒரு நாள் அந்த கிராமத்தை சேர்ந்த வசதியானவரோட பொண்ணு ஊர்மிளாவோட கல்யாணம் அவங்க வீட்டு வேலைக்காரன் கவிதாவுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்தான் இன்னைக்கு முதலாளி பொண்ணு ஊர்மிளாக்கு கல்யாணம் நீங்க கண்டிப்பா வரணும் சரிங்க அண்ணா நாங்க கண்டிப்பா வரோம் இங்க பாருடா கண்ணா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு நல்லா தெரியும் நீ மட்டும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துரு அம்மா நான் எந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போறது என்னம்மா இது பீரோல எத்தனை ட்ரெஸ் இருக்கு அதுல ஏதாவது ஒண்ண போட்டுக்கிட்டு போமா அப்புறம் கவிதா ஒரு பிங்க் கலர் சூட்டை எடுத்து அதாவ போட்டுக்கிட்ட பாவம் கவிதா அந்த ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கிறத அவ பார்க்கவே இல்ல அப்படியே அந்த கல்யாணத்துக்கு போயிட்ட அங்கே வசதியான பொண்ணுங்க அழகா நின்னுகிட்டு இருந்தாங்க அங்க இருந்தவங்க எல்லாம் கவிதாவோட ட்ரெஸ் கிழிஞ்சிருந்தத பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க கவிதாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உடனே அவ அழ ஆரம்பிச்சா கவிதா அழுதுகிட்டே காட்டு பக்கமா போயிட்டு இருந்தா அங்க வித்தியாசமான ஒரு மிருகம் அழற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய குழி இருந்தத அவ கவனிச்சா அங்க டைனோசரோட ஒரு குட்டி டைனோசர் மாட்டிக்கிட்டு இருந்தத அவ பார்த்தா இப்ப கூட டைனோசர்லாம் இருக்கா அட நான் எப்படி இப்படி அழுதுகிட்டு காட்டுக்கு வந்து சேர்ந்தேன்னு எனக்கு தெரியலையே ஆனா நல்லதா போச்சு இதோட உயிரை நான் காப்பாத்தனும் கவிதா எப்படியோ முயற்சி பண்ணி அந்த டைனோசரோட உயிரை காப்பாத்தினா டைனோசர் பாக்கறதுக்கே பயங்கரமா இருக்கும் ஆனா கவிதா டைனோசரை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனா மீனா என்னை எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணா இன்னைக்கு நான் என்னோட டைனோசர் உதவியால அவளை நான் ஒரு வழி பண்ண போறேன் கவிதா அந்த டைனோசர் மேல உட்காந்து மீனாவோட வீட்டுக்கு போனா அப்புறம் மீனாவை பயமுறுத்த ஆரம்பிச்சா மீனாவும் அவங்க அம்மா அப்பாவும் ஊர் தலைவரை பார்க்க போனாங்க அவர்கிட்ட கவிதாவை பத்தி புகார் தெரிவிச்சாங்க கவிதா அம்மா கவிதா மீனாவுக்கு ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கா அந்த நஷ்டத்தை நீங்க தான் ஈடு கட்டணும் ஐயா அப்படியெல்லாம் இல்ல நீங்க அப்படி சொல்லாதீங்க கவிதாக்கு எதுவும் தெரியாது நாங்க ரொம்ப ஏழைங்க அவங்களோட நஷ்ட எடை எங்களால கொடுக்க முடியாதுங்க ஐயா அப்போ சரி உடனே அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வை அவ புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவளோட டைனோசரையும் கூட கூட்டிட்டு போ சொல்லு அப்போதான் இவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் கவிதாவோட அம்மா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா கொஞ்ச நாள்ல கவிதாவோட கல்யாணம் குமாருங்கிற பையனோட நடந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல குமாரோட வியாபாரத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு நீங்க எதுக்காக இப்படி கவலைப்படுறீங்க இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல என்னோட டைனோசர் இருக்குல்ல நீங்க இத ஒவ்வொரு கிராமமா கூட்டிட்டு போய் இது மேல சவாரி பண்ணுங்க அப்ப பணம் சம்பாதிக்கலாம்ல நம்ம குடும்பத்தையும் நல்லபடியா பாத்துக்கலாம் குமாரும் அதே மாதிரி செஞ்சான் கவிதா அப்புறம் கவிதாவோட டைனோசர் உதவியால குமார் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் குமாரும் கவிதாவும் சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தினாங்க அப்புறம் கவிதாவோட வாழ்க்கையில ஏழ்மைங்கிறது இல்லாம போச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட டைனோசர் தான் தேங்க்யூ டைனோசர் ஜமால்பூர் கிராமத்துல கோலுங்கிற பேர் கொண்ட ஒரு ஆட்டோக்காரன் இருந்தான் அவ அவன் குடும்பத்து மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தான் அவனுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க குடும்பத்துக்காக நிறைய கிஃப்ட் நிறைய ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் பொம்மைகளை வாங்கிட்டு வருவான் அட சவிதா முன்னி குட்டு வெளியே வாங்க உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க இந்தாங்க பசங்களா உங்களுக்காக பொம்மை கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் சவிதா இந்தா உனக்காக சாரி என்னங்க இது எங்களுக்காக இவ்ளோ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க எதுக்கு தேவையில்லாததெல்லாம் வாங்கி பணத்தை செலவாக்குறீங்க அப்படியெல்லாம் சொல்லாத சவிதா நான் எதுக்காக சம்பாதிக்கிறேன் உனக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காக தானே சம்பாதிக்கிறேன் எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா திடீர்னு கிராமத்துல வைரஸ் பரவிடுச்சு அப்புறம் கவர்மெண்ட் எல்லாத்தையும் மூடிடுச்சு லாக்டவுன்னால வேலை வியாபாரம் எல்லாமே நின்று போச்சு அதனால கோலுவுக்கும் வேலை இல்லாம போச்சு கோலு கிட்ட மூணு ஆட்டோ இருந்துச்சு அதோட மூணு டிரைவரும் அவங்க ஊருக்கு திரும்பி போயிட்டாங்க இப்ப நாம என்னங்க பண்றது இப்படி நமக்கு பயங்கரமான நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு நீ எதுக்கும் கவலைப்படாத இதெல்லாம் கடவுள் நல்லதுக்காக தான் செஞ்சிருப்பாரு இந்த லாக்டவுன்ல சம்பாதிக்கிறதுக்கு கண்டிப்பா கடவுள் ஏதாவது ஒரு வழிய காட்டுவான் கோலுவும் சவிதாவும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அவங்க அன்னைக்கு ஃபுல்லா கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இங்க பாருங்க கடவுளே இனிமே எல்லாமே உங்க கையில தான் இருக்கு இது வரைக்கும் நான் நேர்மையா நடந்துகிட்டது உண்மைன்னா நாளைக்குள்ள எனக்கு ஏதாவது ஒரு வழிய காட்டுங்க சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிய காட்டுங்க என் தெய்வமே இந்த மாதிரி சமயத்துல நீங்க தான் எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் இதுக்கு மேல நாங்க என்ன செய்யணும்னு நீங்க தான் வழிய காட்டணும் தெய்வமே அன்னைக்கு ராத்திரி கணவன் மனைவி ரெண்டு பேரும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை செஞ்சு தூங்கிட்டாங்க அவங்க காலையில ஏந்திரிச்சு பாக்கும்போது அவங்க பேசுறதுக்கு வாயில இருந்து வார்த்தையே வரல மூணு ஆட்டோல ஒரு ஆட்டோ கோல்டன் ஆட்டோவா மாறி இருந்துச்சு கோலுவும் அவரோட மனைவியும் ஆச்சரியத்துல நின்னாங்க கோல்டன் ஆட்டோவா அந்த கடவுளுக்கு நான் வேணது கேட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன் நன்றி தெய்வமே நன்றி கடவுளே நீங்க எங்க மேல காட்டுற கருணைக்கு எல்லையே இல்ல நீங்க என்னோட ஆட்டோவை தங்கமாவே மாத்திட்டீங்க கடை திறக்காததுனால கோலு தன்னோட ஆட்டோல இருந்து ஒரு சின்ன பீஸை எடுத்துட்டு போய் தங்க வியாபாரி கிட்ட வித்தான் அதுல கிடைச்ச பணத்தை வச்சு அவனோட குடும்பத்தை அவன் கவனிச்சுக்கிட்டான் லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ரெண்டு ஆட்டோவையும் ஒன்னா சேர்த்து பெரிய ஆட்டோவா மாத்திட்டான் அதை எடுத்துக்கிட்டு அவன் ரோட்ல போனான் அப்போ அவனை ஒரு போலீஸ்காரரு நிறுத்தினாரு அட நில்லுப்பா இவ்வளோ பெரிய வண்டியை எடுத்துக்கிட்டு நீ எங்கே போயிட்டு இருக்க என்ன இது சொல்லு ஒன்றும் இல்லை சார் இது என்னோட ஆட்டோ நான் ரெண்டு ஆட்டோவையும் ஒன்றா சேர்த்து நீளமான ஆட்டோவாக மாற்றிட்டேன் கவர்மெண்ட்டும் சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண சொல்லி சொல்கிறாங்க இல்லையா நீங்களே பாருங்க இதில் வர சவாரி தூர தூரமாக இருப்பாங்க அப்புறம் எல்லாரும் பாதுகாப்பாக இருப்பாங்க ஓ சரி சரி போ அப்புறம் கோலு வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது அதிர்ச்சி அடைஞ்சு நின்னான் என்ன அவனோட கோல்டன் ஆட்டோ மறுபடியும் ஒரு சாதாரணமான ஆட்டோவா மாறிடுச்சு கடவுளோட அற்புதத்தை கோலு நல்லா புரிஞ்சுக்கிட்டான் கஷ்டப்படுற நாட்களுக்காகத்தான் அந்த கோல்டன் ஆட்டோவை கடவுள் கொடுத்தாருன்னு புரிஞ்சுக்கிட்டான் அப்புறம் கோலு மறுபடியும் ஆட்டோவை ஓட்டி பழைக்க ஆரம்பிச்சான் மறுபடியும் முன்ன மாதிரி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான் உடன் ஹவுஸ் பில்டர் சாந்த்பூர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல காட்டோட எல்லையில ராவுன்ற பெயர் கொண்ட மரம் வெட்டுறவன் இருந்தான் அவன் ரொம்ப உழைப்பாளி அவன் காட்டுல இருந்து மரத்தை வெட்டி அதை வித்து தன்னோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தான் ராமுக்கு ஒரு பையன் சுரேஷ்னு இருந்தான் படிப்பை தவிர அவனோட எண்ணம் புதுசு புதுசா பொருளை கண்டுபிடிக்கிறதுல இருந்துச்சு ஒரு நாள் சுரேஷ் மரத்தை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ராவு அவன் கிட்ட கேட்டான் கண்ணா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஒண்ணு இல்லப்பா நான் இந்த மரத்தை வச்சு பொம்மைங்க பண்ணிட்டு இருக்கேன் இங்க பாருங்க நான் எவ்வளவு அழகான ஒரு வீட பண்ணிருக்கேன் அட பரவாயில்ல கண்ணா இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இத பாரு இப்போதைக்கு உன் படிப்புல நீ கவனத்தை செலுத்தணும் நீ நல்லா படிச்சு பட்டம் வாங்கி பெரிய ஆளா வரணும் ஆ சரிங்கப்பா ஆனா நீங்க வேணா ஒரு நாள் பாருங்களே இதே மாதிரி மரத்தை வச்சு நான் பெரிய வீடு கட்டுவேன் ஆ ஆ, கண்ணா நீ கண்டிப்பா கட்டுவ காலமும் போயிட்டு இருந்துச்சு ராமு வயசானவரா சுரேஷ் பெரியவனா ஆயிட்டான் சுரேஷ் சிட்டிக்கு போய் படிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் ஒரு பெரிய ஆர்கிடெக்டா ஆனா அவன் இவ்ளோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் கிராமத்துக்கு வந்தான் அவனை பார்த்த ராமு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்புறம் அவர் சுரேஷ் கிட்ட என்ன கேட்டாருன்னா அடா என்னப்பா நீ இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீ இந்த சாந்த்பூர்ல என்ன பண்றதுக்காக வந்த இங்க இந்த காட்டை தவிர வேற என்ன இருக்கு சொல்லு காடும் காஞ்சி போன மரங்களும் தான் இருக்கு அப்பா நான் என் கனவை நிறைவேற்றுறதுக்காகத்தான் வந்தேன் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல நான் ஒரு நாள் மரத்தால ஒரு பெரிய வீடு கட்டுவேன்னு அப்புறம் சுரேஷ் மரத்தால வீடு கட்டுற மாடலை தயார் பண்ண ஆரம்பிச்சான் அப்புறம் கொஞ்ச நாள்லயே ஒரு அழகான மர வீடு கட்டுறதுக்கான மாடலை தயார் செஞ்சான் ஒரு நாள் சேட்ஜி தீனாலால் அதாவது மர வியாபாரம் பண்றவரு ராமுவ நலம் விசாரிக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு வந்தாரு அப்பன்னு பார்த்து சுரேஷ் அங்க வந்தான் வணக்கம் சேட்ஜி ஆமா யார்பா நீ சேட்ஜி உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நான் தான் சுரேஷ் சுரேஷ் அவர்கிட்ட நான் ஒரு ஆர்கிடெக்ட்னு சொன்னேன் அப்போதான் தீனாலாலோட பார்வை மரம் வீட்டோட மாடல் மேல பட்டுச்சு ஆமாப்பா இந்த வீட்டை யார் செஞ்சது சேட்ஜி இந்த மாடலை நான் தான் பண்ணேன் நான் இதே மாதிரி ஒரு பெரிய வீடை கட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா சரிப்பா என்னோட வீட்டை நீயே கட்டு நான் இந்த கிராமத்துல ஒரு டூரிஸ்ட் ரெசார்ட்டை கட்ட போறேன் அதை நீ கட்டணும்னு ஆசைப்படுறேன் அதுவும் அந்த ரெசார்ட்டை மரத்தால கட்டணும் சுரேஷ் அவனோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சான் அப்புறம் ஒரு வருஷத்திலேயே சுரேஷ் மரத்தை வச்சு ஒரு அழகான ரெசார்ட்டை கட்டினான் சேட் தீனாலாலோட ரெசார்ட்டை பார்த்து எல்லாரும் பாராட்டினாங்க ஆனா தீனாலால் சுரேஷ பாராட்டினாரு அட என்ன பாராட்டாதீங்கப்பா சுரேஷ பாராட்டுங்க யோசிச்சது மட்டும்தான் நான் ஆனா நான் கற்பனை பண்ணதுக்கு உருவத்தை கொடுத்தது சுரேஷ் மட்டும்தான் அதனால நான் சுரேஷுக்கு உட்டன் ஹவுஸ் புக்க கொடுக்க போறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்